வாழ்வினில் செம்மைகள் செய்பவள் நீயே மாண்புகள் நீயே என் தமிழ்த்தாயே வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே வீரனின் ஈரமும் வெற்றியும் நீயே என் தாய்மொழியாம் நெற்றமிழுக்கு என் முதல் வணக்கம் என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் என் அறிவு கண்களை திறந்து வைத்த அனைத்து குருமார்களுக்கும் அடியனின் துவனிவான வணக்கங்கள் எனது பெயர் கா திருப்பதி நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இன்றைய இளைஞர்களின் சிந்தனை லட்சியங்களை நோக்கியே இருக்கிறது என்பதை பற்றி தான் நடுவர் அவர்களே நாட்டின் வளர்ச்சிக்கும் நிலைத்த தன்மைக்கும் பல்வேறு காரணிகள் இருந்தாலும் தவிர்க்க முடியாத சக்தியாக இருப்பது அந்நாட்டின் இளைஞர்களே புதிய சிந்தனைகள் புதுமைகள் உள்வாங்கும் நிலை தளராத முயற்சி வளர்ச்சி நோக்கிய இலக்கு நவீன உத்திகளை கையாளுதல் போன்ற எண்ணற்ற பரிமாணங்கள் இளைஞர்களின் தகுதியையும் தரத்தையும் உயர்த்தி பிடிப்பதால் அவர்களை விலக்கி வைத்துவிட்டு வளர்ச்சியை முன்னெடுப்பது இயலாத காரியமாகும் நடுவர் அவர்களே எனவேதான் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே நாட்டின் எதிர்காலம் இளைஞர்களின் கையில்தான் உள்ளது என சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இளைஞர்களின் சக்தியை உலகிற்கு உணர்த்தியுள்ளனர் உணர்த்தினார்கள் அறிவு ஆற்றல் அனுபவம் துணிவு போன்றவற்றின் அடிப்படையில் வளரும் நாடுகளில் மட்டுமல்ல வளர்ந்த நாடுகளிலும் கூட இளைஞர்களின் செயல்பாடுகளை இன்றைக்கு முக்கியத்துவம் பெறுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் இளைஞர்களின் லட்சியங்கள் தான் நடுவரவர்களே உதாரணமாக சொல்லப்போனால் கூகுள் அந்த வலைதளத்தினுடைய இன்றைய சிஇஓவாக e இருக்கிற சுந்தர் பிச்சை ஐயாவை சொல்லலாம் இந்தியாவின் மக்கள் தொகையில் ஏறத்தாழ ஐம்பது சதவீதத்திற்கு மேல் இருபத்தைந்து வதற்குட்பட்ட இளைஞர்கள்தான் உள்ளனர் நடுவரவர்களே வளர்ந்து வரும் நாடுகளில் உலக அரங்கில் முக்கியத்துவத்தை பெற்றுள்ள இந்தியாவின் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் அடித்தளமாக இருப்பது வளர்ச்சி சார்ந்த நிகழ்வுகளில் நிகழ்வுகளில் இளைஞர்களில் இளைஞர்களின் ஈடுபாடுதான் முக்கியமாக கருதப்படுகிறது நடுவர் அவர்களே இவர்களின் ஈடு இணையற்ற நேரடியான மற்றும் மறைமுகமான பங்களிப்பால் நவீன இந்தியா சவால்களையும் சருக்கல்களையும் எதிர்கொண்டு அதற்கான சரியான தீர்வுகளை கண்டறிந்து சமூக பொருளாதார தளத்தில் வளமான பாதையில் பயணிக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நடுவரவர்களே பதினைந்து வயது முதல் இருபத்தைந்து வயதுக்குட்பட்டவர்களை இளைஞர்கள் என ஐநா சபை வரையறை செய்துள்ளது உலக மக்கள் தொகையில் ஆறில் ஒரு பங்கினர் இளைஞர்களே எனவே இளைஞர்கள் அனைவரும் இன்று லட்சிய லட்சியங்களை நோக்கி செல்கின்றனர் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் மகிழ்ச்சி I congratulate Gandhi world foundation for this unique venture Gandhi ஃபவுண்டேஷனின் ஓர் எளிய முயற்சி வி சேஞ்ச் மக்களின் மகிழ்ச்சிக்கும் மாற்றத்திற்கும்